hello friends welcome to the channel நான் இன்றைக்கி நெய்யுருண்டை தாங்க செஞ்சிட்ருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு பேன் வச்சுட்டு அடுப்பான் பண்ணி சூடு பண்ணிட்டேன் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வறுத்துட்ருக்கேன் இப்போ இந்த பாசிப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வருதுங்க இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன் அரைச்சிட்டு பார்க்கலாங்க இந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க இதை ஒரு பவுலுக்கு நான் எடுத்துக்கிறேன் இப்போ நான் பாசிப்பருப்பை எடுத்த டம்ளர்லேயே நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க அது இதை மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு சுற்று எடுத்துக்கிறாங்க ஏன்னா அப்போ தான் கட்டி கட்டியாக இல்லாமல் நைஸாக இருக்கும் வீட்டாக வேணும்னா அரை டம்ளர் சேர்த்து எடுத்துக்கோங்க அரைச்ச பாசிப்பருப்பு மாவு நாட்டு சர்க்கரை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க நீங்கள் பாசிப்பருப்பு மாவு நாட்டு சர்க்கரை எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி கூட எடுத்துக்கலாம் நான் வெண்ணெய் இருந்ததுனால நெய் காய்ச்சி வச்சுருக்கேங்க அதனால உருகி இருக்குது நல்லா நெய் இப்போ அந்த நெய்யை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நான் மாவில் பிசைஞ்சிக்க போகிறேன் நீங்கள் நெய்யை உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க நான் நெய் காய்ச்சும் போதே இதில் கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து காய்ச்சிட்டேங்க அதனால நான் இதுக்கு உப்பு சேர்த்துக்கல இந்த மாவில் நீங்கள் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க முந்திரியை லைட்டாக வறுத்து வச்சுருக்கேங்க நல்லா நுணுக்கி விட்டுக்கலாம் பிடிச்சி வச்சுருக்க இந்த முந்திரி இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ உருண்டை பாருங்கள் நல்லா உருட்ட வருது இந்த சமயத்தில் நம்ம உருட்டி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் நெய்யுருண்டையை ஸ்கூல் ஸ்நாக்காக கூட கொடுத்து அனுப்பிச்சி விடலாங்க நீங்கள் இது வெள்ளை சர்க்கரையில் கூட செய்யலாம் இப்போ ஸ்வீட்ஸ் நிறையா செய்யணும் வீட்டுக்கு இப்போ ஏதாவது ஒரு சீருக்கு நாம் வைக்கணும் தட்டு வைக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் வெள்ளை சர்க்கரையை கூட மெஷினில் கொடுத்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பையும் மெஷினில் கொடுத்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ரெண்டையும் சரியளவுக்கு கலந்துட்டு நீங்கள் நெய் விட்டு கலந்து உருட்டிக்கலாங்க இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்குங்க வெள்ளை சர்க்கரையில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ